அன்பே ஓர் நிமிடம் உன்னை மறந்திருக்க என்னாலே முடியவில்லை இங்கு என்ன நாள் முழுக்க உன்னை நினைத்திருக்க ஒரு போதும் அழுக்கவில்லை சின்ன சின்ன கூத்து நீ செய்யறதை பார்த்து உள்ளுக்குள்ளே நான் சிரிப்பேன் வண்ண வண்ண பாதம் நீ வச்சி வச்சி போதும் அந்த தரைய